வாட் இஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறது எல்லாமே உண்மையா அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படி பண்ணுறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் so welcome back to of Tamil myself Kumar first of all இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுனா உண்மையான்னு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ட்ரூவான விஷயம் தான் நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற நமக்கு கூட தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலைன்னு சொல்லுவாங்க நாம் சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும் நம்ம செலவு பண்ணுற காசாக இருக்கட்டும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க வைக்கிறது அண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறதுன்னு எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை தான் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஏரோப்ளைனில் இருக்கிற ஆட்டோ பைலட் ஆப்ஷன் மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு செயல்படுது நம்ம மைண்டு வந்து டோட்டலி த்ரீ டைப்ஸ் இருக்குது conscious mind subconscious mind and unconscious mind இப்போ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்குது இல்லையா அண்ட் நான் பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் அதோட மீனிங்கும் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா ஸோ இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா கான்ஷியஸ் மைண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு கூட தெரியாமல் இப்போவும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம அதில் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அப்சர்வ் பண்ணும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்த்தில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒன்றுமே இருக்காது லேட்டராக நம்ம க்ரோ ஆகும்போது தான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லா திங்ஸுமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடுமா நம்மளோட செவன் டு எயிட் ஏஜுக்குள்ள இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லோட சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சைல்ட்ஹுட்டில் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம ஃப்யூச்சரை வந்து நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பில் ரொம்ப மோசமாக இருக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் and the most awaited topic of this video subconscious மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அண்ட் அது பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மூணு வேஸ் நான் சொல்ல போறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து one to two ways use பண்ணுங்கள் அதான் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் so the first ways visualization first of all உங்களோட மைண்டை வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள் அண்ட் உங்களோட உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா விஷுவலைஸ் பண்ணுங்கள் இதை பண்ணுறதால உங்கள் மைண்டுக்குள்ளே தேங்கி கிடக்கிற அத்தனை நெகட்டிவ் தாட்ஸ் மார்க்ஸும் போய் வெளில போயிடும் ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் நைட்டு தூங்கும்போதோ இல்லைனா நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமாவோ பண்ணலாம் so the next second way is affirmation நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க அண்ட் மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்க அண்ட் டெய்லியும் ஐ வில் பி கான்ஃபிடென்ட்னு ஃபியூச்சருக்காக சொல்லாமல் ஐ ஆம் கான்ஃபிடென்ட்னு ப்ரெசென்ட்ல சொல்லுங்க ஸோ பிகாஸ் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல தான் அதிகமாக ஃபோக்கஸோட இருக்குமா அண்ட் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள்னு பாடினாமல் கண்டினியூஸாக டெய்லியும் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க ப்ரோ உங்கள் வீடியோ வந்து பார்க்கும்போது மோட்டிவேட் ஆகுறேன்னா மறுபடியும் ஏதாச்சும் டிப்ரெஷன் இல்லைனா யாராச்சும் டீமோட்டிவேட் பண்ணாலும் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு மேலே ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ரிப்பீட் பண்ணுங்கள் எப்போவுமே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க இதுதான் இதுக்கான solution so the third ways music மியூசிக்னு சொன்ன உடனே சினிமாவில் வர்ற மியூசிக்னு நினைக்காதீங்க யூடியூப்லேயே நிறைய பிரெயின் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான மியூசிக் இருக்குது gamma music beta music for concentration and studies alpha music for relaxation delta music for deep sleep இந்த நாலு டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கை பைநியூரல் பீட்ஸ்னு சொல்லுவோம் இந்த மியூசிக் கேட்கும்போது நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ் ஆகி நம்ம லைஃப் போக வேண்டிய ரூட்டு கிளியர் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி உங்களுக்கு எல்லா திங்ஸுமே கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் hope you have enjoy this video சொன்ன எல்லா மெத்தட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் என்ஜாயபிளாக கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் this is bye bye from Aravindan Kumar take care love you all